ஏகாதச பாட்டக பசு பக்ஷினஹ பசு பசு பக்ஷிணः பக்ஷினஹ அப்படின்னாலே உங்களுக்கு வந்து பசு அப்படின்னா அனிமல்ஸ்னு அர்த்தம் ஜீவராசிகளுக்கும் எல்லா ஜீவராசிகளுக்குமே பசுன்னு தான் பேரு பக்ஷினஹா அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து பேர்ட்ஸ் சரியா भारतीया ம். मार्षयः द्विपादानं चतुष्पादानं च जीवनां योगक्षेमं काङ्क्षमाणा आसान् உம் आसन् பாரதியாக மகர்ஷியாக பாரதியாக அப்படின்னா பாரத தேசத்துல இருக்கின்ற மகர்ஷயா the great science belong to India த்விபாதானாம் சதுஷ்பாதானாம் ஜீவானாம் த்விபாதானாம் அப்படின்னா ரெண்டு கால் இருக்கின்ற those who have two legs those who survive with two legs அதாவது நம்போ அப்புறம் வந்து பக்ஷிகள் அப்புறம் சதுஷ்பாதானாம்ங்கிறது அனிமல்ஸ் ஜீவானாம் ஜீவன் ஜீவர்களுக்கு ஜீவர்களினுடைய யோகக்ஷேமம் காங்ஷமானாகா அவளுடைய க்ஷேமம் அப்படின்னா வெல்ஃபேர் யோகக்ஷேமம்ங்கிறது காங்ஷமானாகா desire of their welfare these maharishis desired the welfare of these birds and animals ஓகேவா அவளோட லைஃப் மேலேயும் தே ஹேட் அ இது வாட் டு சே அது மேல அவளுக்கு வந்து ஒரு அக்கறை இருந்தது காஞ்சமானாக அப்படின்னா விரும்பப்பட்ட விரும்ப விரும்பி விரும்பினார்கள் மகர்ஷயாக காங்கமானாக ஆசன் இந்த பாரதிய தேசத்துல பிறந்த இந்த மகரிஷிகள் they had the desire of these things என்ன அப்படின்னா யாருடைய யோகக்ஷேமம் அப்படின்னா த்விபாதானாம் சதுஷ்பாதானாம் ச ஜீவானாம் ரெண்டு கால் இருக்கிற ஜீவர்களுக்கும் நாலு பாதம் இருக்கிற நாலு கால்கள் இருக்கின்ற ஜீவராசிகளுக்குன்னுடைய யோகக்ஷேமத்தை விரும்பியவர்களாக இருந்தார்கள் சரியா நெக்ஸ்ட் पक्षिणः सर्वे द्विपादाना चेत् पशवः सर्वे चतुष्पादा भवन्ति பக்ஷினக பக்ஷினகனா பேர்ட்ஸ் பக்ஷின பேர்ட்ஸ் எல்லாரும் பறவைகள் எல்லாரும் சர்வே எல்லாவைகளும் விபாதாக சேத் if they have two feet ரெண்டு கால் இருக்குன்னா பசவக பசவகங்கிறது அஹ், இது அனிமல்ஸ் அவைகள் சர்வே சதுஷ்பாதாக பவந்தி அவ எல்லாருக்கும் நான்கு கால்கள் இருக்கின்றன சரியா if the birds have two legs the animals have four legs சரியா बहवः पशवः पक्षिणश्च मनुष्यैः सह ग्रामेषु नगरेषु च जीवन्ति பகவக பசவக நிறைய அனிமல்ஸ் பக்ஷினக பேர்ட்ஸும் கூட அண்ட் பக்ஷினக மெனி பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் மனுஷைஹி சக அலாங் வித் பீப்புள் கிராமேஷு இன் த வில்லேஜஸ் நகரேஷு இன் த சிட்டிஸ் ஜீவந்தி ஸோ மெனி animals and the birds live in the villages and the cities along with the people. They stay with the people. Sariya? Kechit Pashavaha Pakshinacha Sarvajanika Jeevani Sahayogam Kurvanticha. Ah, கேச்சித்து பசவக பக்ஷினச்ச சில அனிமல்ஸ் சில பக்ஷினக சில பேர்ட்ஸ் சார்வஜனிக ஜீவனே அப்படின்னா சார்வஜனிகம் அப்படின்னால யூனிவர்சல்னு அர்த்தம் இல்லைன்னா பப்ளிக் பப்ளிக் லைஃப் சாதாரண ஜனங்களுக்கு தேவைப்பட்ட அந்த வாழ்க்கையில் சகயோகம் குருவந்தே so these animals and birds help the common people in their day to day affair சரியா சகயோகம் அப்படிங்கிறது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது சகயோகம் குருவந்தி இந்த பசவக பக்ஷனாக சரியா அப்புறம் கிராமேஷு பிரயேண பிராயேண குஷிவலாக கஞ்சித் कञ्चित् प- त्व- कञ्चित् பசுன்னு, कन्- कञ्चित् आ, पशून् காஞ்சித்து பசுன்னு அவசியம் பசுன்னு பாலயந்தி. अवश्यं पालयन्ति पोषयन्ति च ஆஹ் கிராமேஷு இந்த வில்லேஜஸ் பிராயேண மோஸ்ட்லி நைன்டி நைன் பர்சன்ட் என்ன அப்படின்னா கிருஷிவலாகா த ஃபார்மர்ஸ் போஷ் பாலயந்தி போஷயந்தி த ஃபார்மர்ஸ் என்ன பண்ணுவா காப்பாத்துவா அண்ட் வளர்ப்பா எதை அப்படின்னா காஞ்சித்து பசுன்னு அவசியம் பாலயந்தி so the farmers in the villagers they raise some animal and bring them up அவளை வந்து because the animals are very helpful to the farmers so அவ வந்து பர்டிகுலரா சில பசுன்னு அதுக்கு சிங்கம் புலியை வளர்க்க மாட்டான் what ever is help which ever animal is helpful to them அவளை வந்து தே வந்து இது பண்ணுவான் ஃபார்மிங்ல வச்சுப்பான் गा गावः महिषाः अजाः अश्वाः गार्दभाः ककु ककुराः புறாக मार्ज- मार्जालाः புறாக ताः गजाः इत्यादयः पशवः जनपदेषु जनैः सह निवसन्ति तेषाम् उपयुक्ता भवन्ति च ஆஹ் கிராமேஷு சாரி காவஹ காவஹ. மகிஷாக காவஹங்கிறது கவுஸ் மகிஷாகாங்கிறது பஃபலோஸ் அஜாகாங்கிறது கோட்ஸ் அஸ்வாஹா ஹார்சஸ் கார்தபாகாங்கிறது டாங்கீஸ் donkeys. உஷ்ட்ராஹா டாக்ஸ் மார்ஜாலாஹானா கேட்ஸ் உஷ்ட்ராஹானா கேமல்ஸ் கஜாஹானா எலிஃபென்ட்ஸ் இத்தியாதயः like the animals like uh, these animals uh, इत्यादयः पशवः जनपदेषु जनैः सह निवसन्ति so जनपदेषु पब्लिका Janaihi saha, பீப்புளோட கூட நிவசந்தி they live. These animals live along with, the, stay with the people. சரியா? தேஷாம் உபயுக்தாக பவந்தி ச. தேஷாம் ஜனானாம். அந்த ஜனங்களுக்கு உபயுக்தாக பவந்தி. They are very very helpful. சரியா? உபயுக்தாகங்கிறது உங்களுக்கு யுக்த பிரத்தியத்துல இருக்கு. எல்லாம் இந்த இந்த இப்ப வந்த வேர்ப்ஸ் எல்லாம் சிம்பிள் வேர்ப்ஸ் தான் அதனால தான் நான் எதுவுமே சொல்லல பவந்தி ஆசன் ஜீவந்தி எல்லாம் உங்களுக்கே தெரியும் இல்லையா அதான் கிளியரா இருக்கா एवं yes एवं कुक्कुटाः मयूराः शुकाः सारिका इत्यादयः पक्षिजातीयाः जनैः पोष्यन्ते பாசிவ்ல இருக்கு ஜனாஹா போஷயந்திங்கிறது ஒண்ணு போஷயந்தின்னு இங்க பாடி படிச்சோம் கிருஷிவலாகா போஷயந்தி அதனுடைய அது ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கு பாசிவ்ல பாத்தீங்கன்னா போஷியந்தேன்னு ஆத்மநேபதி ஃபார்ம் எடுத்துக்கும் சோ ஜனைஹி போஷியந்தே பக்ஷி ஜாத்தியாக இந்த பக்ஷி ஜாதிகள் அதாவது இந்த பேர்ட்ஸ் எல்லாம் வந்து ஜனகி போஷியந்தே they've been raised by the people எந்த மாதிரி பேர்ட்ஸ் அப்படின்னா குக்குடாகா அப்படிங்கிறது கோழி மயூராகா அப்படிங்கிறது உங்களுக்கு பீகாக்ஸ் சுகாகாங்கிறது பேரட்ஸ் சாரிகாகாங்கிறது குயில் குக்கு இத்தியாதையாக பக்ஷி ஜாத்தியாக இந்த மாதிரியான பக்ஷி ஜாத்தியில இருக்கிற பக்ஷி பக்ஷிகளை ஜனை பக்ஷிகள் ஜனைகி கோஷியந்தே அந்த ஜனங்களால் வளர்க்கப்படுகின்றன சரியா காக்காக சட்டக்காக கருடாக குருதாச்ச பக்ஷினக ஜனபாதேஷு துஷ்யந்தே காக்காகன குரோஸ் சட்டக்காகன ஸ்பாரோஸ் குருவி கருடாகன கருடன் ஈகிள் கிருத்ராகனா உங்களுக்கு வல்ச்சர் இந்த மாதிரி பக்ஷிகள் ஜனபதேஷு திருஷ்யந்தே வி சி தெம் ஆல்சோ ஆனா இதெல்லாம் வீட்டுல யாரும் வளர்க்க மாட்டான் காக்காவையும் குருவியும் இல்லையா உம் கிராமீண ஜனதாயாக அத்தியாவசியக்காக பசவக காவக மகிஷாக அஜா அஜாக கார்தபாக குக்குட்டாக சோ வந்து என்ன கிராமீண ஜனதாயாக பீப்புள் லிவிங் இன் வில்லேஜஸ் அவளுக்கு Athiavashyaka, the most needed animals Edala Abdina, Pashavaha, in the animals Abdina, Gavaha cows, Mahishahana buffaloes, Ajahana goats, Gardabahana donkeys, Kukurahana dogs. So these animals, the dogs, donkeys, um, goats, buffaloes, and cows are the most needed animals by for the villages. Sharia. <clears throat> கோஷு தேனவ வந்து ஜன ஜனதாங்கிறது ஸ்திரீலிங்கம் அதனாலதான் ஜனதாயாகாங்கிறது கிராமீண ஜனங்களுடைய சஷ்டியில இருக்கு அத்தியாவசியக்காக பசவக ரொம்ப நீட் இந்த அத்தியாவசியக்காக வந்து குவாலிஃபைஸ் பசவக பசுஹு பசு பசவக அத்தியாவசியக்கா பசுஹுன்னு வரும் சிங்குலர் அத்தியாவசியக்காக பசவக எதெல்லாம் அப்படின்னா எல்லாம் ப்ளூரல்ல தான் இருக்கு கௌஹு காவோ காவக இல்லையா காவக மகிஷாக அஜாக எல்லாம் சரியா நெக்ஸ்ட் கோஷு தேனவக க்ஷீரம் பிரயச்சந்தி ரிஷபாக கர்மணி உபயுக்தா பவந்தி சோ கோஷு இந்த கவு கேட்டகரியில என்ன அப்படின்னா தேனவகா பசுவானது க்ஷீரம் பிரயச்சந்தி க்ஷீரம்ங்கிறது மில்க் பாலை கொடுக்கறது த கவுஸ் கிவ் மில்க் ஓகேவா விஷபாகா ரிஷபங்கள்ங்கிறது புல்லு ஆக்ஸ் அவைகள் என்ன பண்றோம் அப்படின்னா கிருஷி கர்மணி உபயுக்தாக பவந்தி they are helpful in the farming அக்ரிகல்ச்சர் கிருஷி கர்மங்கிறது agriculture they are use for agriculture ploughing the ஃபீல்டுக்கு சரியா ம் உபயுக்தாகங்கிறது எந்தத்துல இருக்கு उपयुक्ता त्वा- स्त्रीलिङ्ग स्त्रीलिङ्ग त्वा त्वा प्रत्यय இக்த பிரத்யம் इक्तप्रत्ययं yeah. ஸ்திரீலிங்கம் स्त्रीलिङ्ग புல்லிங்கம் स्त्रीलिङ्ग தான் ம். புல்லிங்கம் தான் விஷபாகாக்கு Ah, okay, okay. விஷபாக உபயுக்தா वृषभा ओके ओके ம். एवं महिष्यो दुग्धं प्रयच्छन्ति ம். கிருஷி கர்ம குர்வந்தி இதே மாதிரி உங்களுக்கு பஃபலோல பாத்தீங்கன்னா ஃபீமேல் கிவ்ஸ் யூ துக்தம் பிரயச்சந்தி பால் கொடுக்கறது மகிஷாகாச்சா கிருஷி கர்ம குருவந்தி அவைகள் வந்து அக்ரிகல்ச்சரல் ஜாப பண்றது சரியா கர்மங்கிறது உங்களுக்கு வந்து நபும்சகலிங்கம் கர்மன்னு சப்தம் கர்ம கர்மணி கர்மாணி கிருஷி கர்மணி அப்படிங்கறது இங்க சப்தமியில இருக்கு இந்த முந்தின வரியில இருக்கு பாருங்க கர்மணிங்கிறது சப்தமியில இருக்கு वृषभाः कृषिकर्मणि नेक्स्ट् हम्म। अजा अपि क्षीरं प्रयच्छन्ति अजाः न goats the goats also give क्षीरं मिल्क् uh, पाल मिल्क् uh, uh. गार्दबाः भारं वहन्ति அந்த டாங்கீஸ் கேரி த லோடு பாரம்னா weight லோட்ஸ் கேரி பண்ணும் வஹந்தினா டு கேரி இல்லையா சோ கார்தபாகா பாரம் வஹந்தி த கேரி த கூட்ஸ் குக்குட்டாக கிருஹ கிருஹ கிருஹரக்ஷாம் குர்வந்தி குக்குராகா குக்குட்டாகாங்கிறது வேற ஓ குக்குராகாங்கிறது வேற. குக்குராக குக்குராகாங்கிறது கோழி குக்குராகானா நாய் டாக்ஸ் சோ குக்குராக கிரகரக்ஷாம் குர்வந்தி தே ப்ரொடெக்ட் த ஹவுஸ் கிரகரக்ஷா ம். एवमेते पशवः ग्रामीणैः स्वोपयोगार्थं स्वपयोगार्थं पोष्यन्ते एवम् एते एवं प्लस् एते एवम् एते पशवः अनिमल्स् ग्रामीणैः बै द विल्लेजर्स् स्व उपयोगार्थं स्व प्लस् அ ஊ சேர்ந்து ஓ ஆயிருக்கு ஸ்வ உபயோகார்த்தம் போஷியந்தே so they've been raised uh, for their own welfare, their own profit. சரியா அவளோட டே டு டே லைஃப்ல அந்த அனிமல்ஸ் எல்லாம் அவர் ஆஃப் கிரேட் ஹெல்ப் அதனால கிராமீணைகி போஷியந்தே திருப்பி பாசிவ்ல இருக்கு சரியா கிராமீணாக ஸ்வ உபயோகார்த்தம் பசுன்னு போஷயந்தை அப்படிங்கிறது அவங்களுக்கு ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ்ல சொல்லும் போது திருத்தியா விபக்தியா போயிடும் சப்ஜெக்ட் கிராமீணைகி பசவக அந்த ஆப்ஜெக்ட்ங்கிறது பிரதமா விபக்தியில வந்துடும் ஸ்வ உபயோகார்த்தம் போஷியந்தே இந்த புஷ்ங்கிற தாத்து அது இரஸ்பெக்டிவ் ஆஃப் பரஸ்மை பதமோ ஆத்மனை பதமோ it will automatically take the atmanepada form in a passive voice சரியா இது அப்புறம் நான் உங்களுக்கு சொல்லி தரேன் டீடைலா அப்படி கிளாஸ்ல வரும்போது பார்த்துட்டே வரனாலே உங்களுக்கு புரியும் கொஞ்சம் அப்புறம் வியாபாரிணக விக்ரய விக்ரய வஸ்தூனாம் பாரவகனாய வலிவத வர்தான் மைஷான் அஸ்வான் கார்தபான் உஷ்டாச்ச பாலயந்தி வியாபாரினக இந்த பிசினஸ்மேன் என்ன பண்றா அப்படின்னா விக்ரேய வஸ்தூனாம் பாரவகனாய விற்கக்கூடிய வஸ்துக்களினுடைய பாரவகனாய அத வந்து அஹ் அத வந்து கேரி பண்ணணும் பாரம்ங்கிறது அந்த ஹெவி வகனாயனா டு கேரி த கூட்ஸ் பலிவர்தானு அந்த இத வந்து எதை இது இருக்கு பாருங்க புல் ஆர் ஆக்ஸ் அவைகளையும் பலிவர்தானு மகிஷானு அவைகளையும் அஸ்வானு அதாவது புல்லு அப்புறம் வந்து இந்த பஃபலோஸ் அதுக்கப்புறம் அஸ்வானுங்கிறது ஹார்சஸ் கார்தபானுங்கிறது டாங்கிஸ் உஷ்ட்ரானுங்கிறது கேமல்ஸ் அவைகளை வளர்க்குறான் so they they tame these animals to carry the goods the goods that they want to sell கிராமத்துல இருந்து போய் நகரத்துல வந்து அவ விற்கணும் அப்படின்னா they to carry the goods யார் கேரி பண்ணுவா they use these animals to carry the goods so வியாபாரி நகா வியாபாரிகள் சரியா வியாபாரி நகங்கிறது உங்களுக்கு ப்ளூரல்ல இருக்கு பிசினஸ் பீப்புள் அவ என்ன பண்ணுவா விக்ரேய வஸ்தூனா விற்க வேண்டிய கிரய வஸ்தூனா வாங்க வேண்டிய கிரய விக்ரயம் கிரயம்னா வாங்குறதுன்னு அர்த்தம் விக்ரயம்னா விக்கிறதுன்னு அர்த்தம் சோ செல் பண்ண வேண்டிய வஸ்துனா விக்ரேய வஸ்துனா அவைகளினுடைய பாரவகனாய to bear the weight to carry them for carrying the goods பலிவர்தானு புல்லு ஹாக்ஸ் மகிஷானு அஸ்வானு ஹார்சஸ் அப்புறம் டாங்கீஸ் கேமல்ஸ் எல்லாரையும் பாலயந்தி வளர்க்கிறா சரியா स्थानात् स्थानान्तरं गन्तुं ம். भारान् बोढुं शकटान् नेतुं च एते पशव समर्थ भवन्ति ஆஹா பவந்தி ஸ்தானாத்து ஸ்தானாந்தரம் கந்தும் ஸ்தானம்னா பிளேஸ்ன்னு அர்த்தம் ஸ்தானாத்து அப்படிங்கிறது பஞ்சமியில இருக்கு ஃப்ரம் அ பிளேஸ் ஸ்தானாந்தரம் கந்தும் to go to another place ஸ்தானாந்தரம்னா வேற ஒரு இடம்னு அர்த்தம் சரியா அந்நத் ஸ்தானம் ஸ்தானாந்தரம் அப்படிங்கிறது உங்களுக்கு என்னன்னா அந்நத் ஸ்தானம் வேற ஒரு இடம் சரியா சோ ஸ்தானாத்து ஸ்தானாந்தரம் ஒரு இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துக்கு கந்தும் போவதற்காக அப்புறம் என்ன பாரானு ஓடும் ஓடும்னா டு கேரி த பாரம் வெயிட் அந்த பாரங்களை கூட்ஸ கேரி பண்றதுக்கும் சரியா வக வகத்தி இருக்கு பார்த்தீங்களா அதோட ஓடும் அப்படிங்கறது உங்களுக்கு தூணந்தத்துல இருக்கு வகித்தும்னு வராது ஓடும்னு வரும் ஓடும் சகட்டானு நேத்தும் சகட்டம்னா இது கார்ட் அத நேத்தும் டு லீட் அ கார்ட் அதுக்கப்புறம் ஏதே பசவாக தீஸ் அனிமல்ஸ் சமர்த்தாக பவந்தி they are fit these animals எந்த அனிமல் மேல சொல்லப்பட்ட இந்த buffalo horses donkeys and camels are சமர்த்தாக அப்படின்னா fit enough to go from play one place to another to carry goods and also to lead a cart சரியா சரியா இருக்கா ஓகே அஸ்வாஸ்து வேகேன தாவித்தும் சக்னுவந்தி அஸ்வாஹா தூ அஸ்வாஹா பிளஸ் தூ அஸ்வாஸ்து அந்த விசர்க்கமானது இங்க சக்காரமா போயிருக்கு ஸோ த அனிமல்ஸோ த ஹார்சஸ் வந்து வேகேன தாவித்தும் டு ரன் ஃபாஸ்ட் வேகேன தாவித்தும்ங்கிறது துமுனந்தம் வேகேன தாவித்தும் டு ரன் ஃபாஸ்ட் சக்னுவந்தி so the horses are capable of running fast capable to run fast சரியா மருஸ்தலேஷு உஷ்டா ஏவ சார்த்தவாகனாம் கிருதார்த்தாம் சம்பாதயந்தி மருஸ்தலேஷு மருஸ்தலம்னா டெசர்ட் டெசர்ட் ரீஜன்ஸ்ல உஷ்டா உஷ்டாகனா கேமல்ஸ் கேமல்ஸ் தான் என்ன பண்ணும் சார்த்தவாகனாம் சார்த்தவாகனா மர்ச்சன்ட் பிசினஸ்மேன் அவளுடைய கிருதார்த்ததாம் அப்படின்னா சக்சஸ் சம்பாதயந்தி so the camels bring success to the merchants in the deserts. Without the help of camels, they cannot cross the desert. Yeah, camel is the only animal that can uh, survive in desert. So அந்த மருஸ்தல இஷ்யூ மருஸ்தலம்னா இந்த டெசர்ட்ஸ் உஷ்ட்ராகா இவ இந்த கேமல்ஸ் தான் சார்த்தவாகானாம் சார்த்தவாகா அப்படின்னாலே உங்களுக்கு வந்து மர்ச்சான்ஸ் பிசினஸ் மேன் அர்த்தம் சார்த்தவாகானாம்ங்கிறது சஷ்டி பகுவச்சனத்துல இருக்கு அவர்களுடைய பிரதார்த்ததாம் அப்படின்னா சக்சஸ்க்கு சக்சஸை ஓகே சம்பாதயன் இதே only bring success to the merchants எது கேமல்ஸ் எங்க இந்த டெசர்ட்ஸ் சரியா இருக்கா अश्वाः गजाश्च विशेषतो राज्ञां से सेनासु प्रामुख्यं लभ्यन् लभन्ते ஆஹ் மேலும் என்ன அப்படின்னா அஸ்வாஹா கஜாஹா ஜ ஹார்சஸ் அந்த எலிஃபென்ட்ஸ் விசேஷத்தக மெயின்லி ராஜ்யாம் சேனாசு பிராமுக்கியம் லவந்தே தே கெட் என்ன சொல்றது importance in the kings army ராஜ்யாம் சேனாசு சேனாங்கிறது ஸ்திரீலிங்கம் சேனாசு அப்படிங்கிறது உங்களுக்கு சப்தமி பகுவச்சனத்துல இருக்கு ராஜ்யாம் சேனாசு இன் தி கிங்ஸ் ஆர்மி இந்த எது அஸ்வாகா கஜாகா these these horses and elephants விசேஷத்தக mainly where they get the pramukyam the importance they where they get the uh, importance labanteng the get labbu dhatu nudaya atmanepri prathama purusha bahuvachanam illaya so ashvaha gajaha cha labante the horses and the elephants get what do they get pramukyam labante they get the importance where visheshatah ragnyam senasu mainly in the king's armies yeah hmm. they take a vital இது position important role important role புறா யுத்தன் ரங்கே அஸ்வி கதலஸ்ய ஆஷ்வி கதலஸ்ய கஜானி கஸ்ய ச மகத்தரம் ஸ்தானம் ஆசித் புறா முன்னாடி யுத்தரங்கே ரங்கே யுத்த பூமியில் ஆஷ்விக தலம் அப்படின்னா அஸ்வத்தினுடைய இது என்ன சொல்றது உங்களுக்கு குதிரை குதிரை சேனை ஹார்ஸோட சேனை கஜானிகம் அனிகம்னாலே உங்களுக்கு வந்து கலெக்ஷன் அர்த்தம் இல்லைன்னா ஆர்மின்னு அர்த்தம் கஜானி கஸ்திய அப்படின்னா இந்த ஆர்மி ஆஃப் எலிபென்ட்ஸ் அது ரெண்டுத்துக்குமே மகத்தரம் ஸ்தானம் ஆசி அதுக்கு வந்து it it has taken a very important position in the battle field யுத்த ரங்கே அப்படின்னா யுத்த பூமாவும் அர்த்தம் இன் தி பேட்டில் ஃபீல்ட் ஆஷ்விக தலசிய இந்த குதிரை படைக்கும் கஜானிகஸ்ய யானை படையும் it takes a prime position in the battle field சரியா அப்புறம் இதானி அபி அஸ்வாக சகடவாகனாய அதாவது மகத்தரம் இருக்கு பார்த்தீங்களா இங்க வந்து மகத்தரம்ங்கிறது comparative when compare to the அந்த இந்த என்ன சொல்றது கால்படைய கம்பேர் பண்ணும்போது இந்த யானை படையும் it takes a better position சரியா கம்பேரிட்டிவ்ல சொல்றோம் மகத்து மகத்தரக மகத்தமக மகத்தமம் அப்படிங்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இது மோர் இம்பார்ட்டன்ட் சரியா இது படிச்சிருக்கோம் நம்ம இல்ல மோதினி ஒன்ல நெக்ஸ்ட் இதானீமப்பி அஸ்வாக ஷகடவாகனாய உபயுஜ்யந்தே even now horses are used for the இது carriage carriage are the cart ஷகட்டம்ங்கிறது உங்களுக்கு cart Shakatavahanaya, to carry a cart or to lead a cart, the horses are used. இப்போ கூட பார்க்குறோம் ஹார்சஸ் கேரேஜஸ் இப்பயும் பார்க்குறோம் இல்லையா ரோட்ல గజర గజ సంరక్షణం చ సామాన్యానాం దుష్కర దుష్కరమేవ రాజ్యాం మహా మహా మహారాజానామేవ அது சுகரம் சோ வந்து கஜ கஜ சம்ரக்ஷணம் ச சாமானியானாம் துஷ்கரம் இவ so for protecting protecting a elephant taming a elephant ஒரு ஒரு யானைய வளர்க்கறது அப்படிங்கிறது சாமானியானாம் நார்மலா இருக்கிற நம்மள மாதிரி சிட்டிசன்ஸுக்கு துஷ்கரம் it is very difficult it is very difficult to tame elephants for people like us ராஜ்யாம் மகாராஜானாமேவ தத் சுகரம் so it is possible only for the kings and the emperors மகாராஜானா எம்பரர் ராஜானா உங்களுக்கு ராஜா கிங் சரியா ராஜா மகாராஜாக்களுக்கு தான் இட் இஸ் ஈஸி பிகாஸ் யானைக்கு நிறைய சாப்பாடு போடணும் it is not easy for a common men to spend so much இல்லையா நெக்ஸ்ட் மாஜாலாக மூஷக బాధా నివారణాయ గ్రామేషు నగరేషు చ సర్వైహి పోష్యంతే మార్జాలాహన పూన క్యాట్స్ அது என்ன எதுக்கு வந்து சர்வைஹி போஷியந்தே வை க பீப்புள் ரைஸ் த கேட்ஸ் அப்படின்னா மூஷக பாதா நிவாரணா மூஷகம்னா எலி ரேட்ஸ் மூஷக பாதாம்னா த ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் மூஷகா ரேட்ஸ் நிவாரணா ஏ அதை போக்கடிக்கிறதுக்கோசரம் டு வார்ட் ஆஃப் த இது ரேட் எலி தொல்லைய போக்கடிக்கிறதுக்கோசரம் கிராமேஷும் நகரேஷு கிராமங்களிலும் நகரங்களிலும் மார்ஜாலாக சர்வைஹி போஷியந்தே the cats were raised by every one in the both in the cities and the villages சரியா இதுவும் சர்வைஹி சர்வைஹி போஷ்யந்தே இதுவும் உங்களுக்கு வந்து பாசிவ்ல இருக்கு மார்ஜாலாக சர்வைஹி போஷ்யந்தே சரியா சர்வே மார்ஜாலான்னு போஷயந்தி அதுதான் உங்களுக்கு ஆக்ட் சரியா एवं चतुष्पादाः सर्वे पशवः यथा कथञ्चित् जामा जमाना ஜனானா जनानाम् अ, उपयोगिन एव भवन्ति ம், ஏவம் ல- இந்த in this way சதுஷ்பாதாக நாலு கால் இருக்கின்ற சர்வே பசவக the animals which four legs four legged animals எல்லாருமே யதா கதஞ்சித் ஜனானாம் உபயோகினः ஏவ பவந்தி சம்ஹவ் they are useful to people ஓகேவா so these four legged animals are somehow useful to people. Various Marjana eduthunnella, it is used to save us from the rat. ஆமா படிங்க அத்த ஏவ ஏதே ஜானபதாக கிராமியாக பசவக பவத்து that's why these can be called as domestic animals gramyaha abdina because all one they are not wild animals சரியா ஜானபதாஹா அப்படின்னாலே சிவில்ல இருக்கிற people can use localites can use இந்த அனிமல்ஸ் மேலும் कुकुटाः प्रत्यः प्रत्यहम् उषः काले उच्चैः कूजन्ति ம். जनान् प्रबोधयन्ति च சோ காக் என்ன பண்ணும் என்ன என்ன பண்ணும் குக்குட்டாகா பிரத்யகம் அப்படின்னா அஹனி அஹனி अनि பிரத்யகம்னா எவ்ரிடே நடக்கும் உஷக்காலே இந்த மார்னிங் மயூரானு வனபாலகாக இந்த காட்டை ரட்சிக்கிறவா இருக்காவர் பீப்புள் ஹூ ப்ரொடெக்ட் தி இது ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ஸ் இருக்காவர் அவா வந்து உத்தியானேஷு மயூரானு ரக்ஷந்தி தே ப்ரொடெக்ட் தி மயூரானா இது பீகாக்ஸ் இன் தி கார்டன்ஸ் எதுக்கோசரம் சர்பபீத்தியா due to the scare of இது ஸ்னேக்ஸ் ஏன்னா இது வந்ததுன்னா மயில் வந்து ஸ்னேக் அட்டாக் பண்ணும் ஸோ அதனால வந்து they uh, protect the peacocks in the uh, garden parks சரியா மயூராக மேகான் திருஷ்டுவா பிருச்சம் விஸ்தர் விஸ்தாரிய நுட்சந்தி மயூராக மயூராக இந்த பீகாக்ஸ் என்ன பண்ணும் மேகான திருஷ்டுவா சீயிங் தி கிளவுட்ஸ் புச்சம் விஸ்தாரிய அதே விஸ்தாரியனா ஸ்ப்ரெட் பண்றதுன்னு அர்த்தம் புச்சம்னா டெய்ல் அதனுடைய டெய்ல வந்து விங்ஸ்ன்னு அர்த்தம் இந்த இடத்துல அதை வந்து விஸ்தாரிய ஸ்ப்ரெட் பண்ணி விஸ்தரத்தி இருக்கு பார்த்தியா விஸ்தாரயத்தி அதனுடைய லெப்பு நிருத்தியந்தி தே டான்ஸ் சரியா மேகான திருஷ்டுவா மேகம் வந்துடுத்து அப்படின்னா மயூரங்கள் வந்து தே ஃபீல் வெரி ஹாப்பி மழை மழை வரத்துக்கு முன்னாடி மேகம் ஃபார்ம் ஆகும் இந்த clouds form before the before it rains இல்லையா சோ அத பார்த்த உடனே they spread their wings and dance தத் புருச்சே சித்திர hmm. விசித்திர வர்ணானி பிஞ்சக்ஷேணி சஹசிராட்ச சஹசிராட்சேவ விராஜந்தே சோ வந்து என்ன அப்படின்னா சஹசிராட்சஸ்ய இவ விராஜந்தே சோ வந்து தற்புச்சே அந்த புச்சம்னா அதனுடைய அந்த விங்ஸ்ல அந்த டீல்ல அதுல சித்திர விசித்திர வர்ணாணி ரொம்ப பலவிதமான கலர்ஸ் இருக்கும் அந்த பீகாக் ஃபெதர்ஸ்ல சரியா சித்திர விசித்திரம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஃபேசினேட்டிங்கா ஃபேசினேட்டடா இருக்கிற பல விதமான வர்ணங்கள் அதோட இருக்கின்ற பிச்ச அக்ஷினி பிச்சம்னா அந்த இது என்ன சொல்றது கண்ணு கண்ணா இருக்கும் அதுல நீங்க பாத்தீங்கன்னா கண்ணு கண்ணா இருக்கும் அந்த feathers you see that feather feathers no சஹசிராட்சஸ் சஹசிராட்சஸ்யவ விராஜந்தே ஒரு ஆயிரம் கண் இருக்கிற மாதிரி காட்சி அளிக்கும் அவ்வளோ கண்ணு கண்ணா நிறைய இருக்கும் பல வர்ணங்கள்ல அந்த பிகாக்ஸ்ல ஸ்ரீகிருஷ்ணா தேவகி நந்தன மயூர பிஞ்ச சோபிதம் கிரீட்டம் தரதி சோ வந்து என்ன அப்படின்னா ஸ்ரீகிருஷ்ணா தேவகி நந்தனகா சன் ஆஃப் தேவகி ஸ்ரீகிருஷ்ணர் என்ன அப்படின்னா மயூர பிச்ச சோபிதம் கிரீட்டம் தரதி he adores he wears a கிரீட்டம் crown which has the peacock feather in it சரியா மயூர பிச்ச சோபிதம் கிரீட்டம் it comes as an objective ஒரு கிரீட்டம் எப்படிப்பட்ட கிரௌன் அப்படின்னா இட் இஸ் ஸ்டட்டட் வித் இது பீகாக்ஸ் ஃபெதர் சரியா தரத்தினா ஒன் ஹூ பேர்ஸ் Mm. शुकाः सारिकाच्च मधुरालापाः पक्षिणः इति प्रसिद्धः ஆஹ் சோ வந்து என்ன அப்படின்னா சுகாஹா பிரசித்தி இட் இஸ் பாப்புலர்லி நோன் என்ன அப்படின்னா இந்த பீக்கா இந்த பேரட்ஸ் சுகாஹான பேரட்ஸ் சாரிகாஹான குக்கூஸ் மதுராலாபாஹா they they they speak softly sweetly மதுரம்னா ரொம்ப ஸ்வீட்டா பேசுற பக்ஷினா it's very well known it's very well known that the parrots and the cuckoos speak very sweetly sweet words ராஜாந்தக புரேஷு சுக சாரிக்கானாம் ரக்ஷணம் ரக்ஷணம் கிரியமான மாசீத் கிரியமானம் ஆசீத் சோ ராஜாந்த புரேஷு ராஜாவினுடைய அந்த புறங்கள்ல இந்த பேலசஸ் ஆஃப் த கிங்ஸ் சுகசாரிகானாம் ரக்ஷணம் the protection of the parrot and the குக்கூஸ் கிரியமானம் ஆசீத் கிரியமானம் ஆசீத் these two birds have been protected in the palace ஏன்னா அவைகள் வந்து மதுராலாபம் அழகா பேசும் கிளிகள் சத்தத்தை கொடுக்குங்கிறதுனால இவைகளை வந்து தே தே கீப் இட் இன் தி இது பேலஸ் பேலஸ் ம். काकाः चटकाश्च ग्राम्याः पक्षिणः बलिभुजे बलिभुजो भवन्ति ஆஹ் காக்காஹா காக்காஹாங்கிறது காக்கா க்ரோஸ் சட்டக்காகான குருவி ஸ்பேரோஸ் கிராமியாகா பக்ஷினஹா இந்த கிராமிய பக்ஷிகள் என்ன அப்படின்னா பலிபூஜோ பவந்தி அப்படின்னா they enjoy the offering offerings இந்த பலி வைக்கிறோம் இல்லையா காக்காக்கு சாதம் போடுறோமே அந்த அந்த போடுற சாதத்துல தன்னுடைய ஜீவனத்தை நடத்தின்னு இருக்காரு சரியா அதனால அவைகளுக்கு பலி புக்குன்னே பேரு சரியா அந்த பலியில போடுற அதனாலே அதை வச்சுட்டு புங்கே அதனாலேயே அவங்களுக்கு பலி புக்கு பலி பூஜா பவந்தி சரியா தே தானிய கணான் அன்ன புல புலாகாஞ்ச சஞ்சு புட்டேன சிஞ்சத்திய பக்ஷந்தி தே தானிய கணானு தானியம்னா கிரெயின்ஸ் கணானுனா துளிகள் pieces grain pieces of grains அவைகளையும் அன்ன புலக்கானுச்ச சாப்பாடு பிளஸ் அன்ன புலக்கானு அப்படின்னா எடிபிள் பிளான்ஸ் அவைகளையும் சஞ்சு புட்டேன சஞ்சுனா பீக்கு அதனுடைய பீக்கனுடைய எண்டு சஞ்சு புட்டேன சஞ்சித்திய பிரேக் பண்ணி பக்ஷயந்தி they eat they eat the grains and the other edible plants with they break the break and other edible and with uh, the with the help of their uh, beak, beak. But they eat them. So, yeah. Hmm. Garudaha Gruddaha tu Akashe Sudura Suduram Urdvam Suduram Urdvam Gantum Samardaha Samarthaha See, you should always read. See, tha dana idu. Why should you read that? Samarthaha. Samarthaha. Samarthaha. Utpatan कुशलाश्च भवन्ति குஷலாக பவந்தி கருடாகாங்கிறது ஈகல் கருத்ராகான வல்ச்சர்ஸ் ஆகாஷே இந்த ஸ்கை சுதூரம் வெரி ஃபார் ஊர்துவம் ஹயர் கந்தும் சமர்த்தாகா so the eagles and the vultures can are capable of flying very high in the sky ஓகேயா சுதூரம்னா வெரி ஃபார் ஊர்துவம்னா ஹயர் கந்தும்னா டு கோ சமர்த்தாகனா கேப்பபிள் சரியா அண்ட் மேல என்ன உற்பத்தன குஷலாக ச பவந்தி they are capable of flying going high going up மேல மேல போயிட்டே இருப்பான் குஷலாகனா ஸ்கில்ஃபுல் அர்த்தம் சரியா उपयुक्ताः पशवः पक्षिणः च जानपद द्विपादः च तु उत्पादश्च சதுஷ்பாதாக ச பவந்தி भवति उपर्- अ, उपर्युक्ताः पशवः पक्षिणः च जानपदाः द्विपदाः चतुष्पदाः च भवन्ति so the, the, the animals mentioned above உபரியுக்தாக அப்படின்னா உபரி பிளஸ் உக்தாக உபர்யுக்தாகன்னு ரெண்டு வார்த்தை இருக்குங்க உபரி பிளஸ் உக்தாக உபர்யுக்தாக எண்சந்தி சோ மேல சொல்லப்பட்ட the above mentioned animals and birds ஜானபதாக ஜானபதாக அப்படின்னா அவங்களுக்கு வந்து யூனிவர்சல் எல்லா இடத்துலயும் காணப்படுறது द्विपदाः चतुष्पदाः च भवन्ति and they are two legged and four legged एतेषु बहवः पशवः पक्षिणः जनानां अत्यन्त अत्यन्तम् संरक्षणीय च सो வந்து ஏதேஷு இன் தீஸ் பகவஹ பக்ஷிணஹ பகவஹ பசவஹ பக்ஷிணஹ many animals and birds ஜனானாம் அத்யந்தம் உபயோகிதஹ they are very very helpful to the people ஜனானாம் plus அத்யந்தம் plus உபயோகினஹ I'll chat, I'll chat it, uh, write it in the, uh, type it in the chat. Uh. Jananam अत्यन्तम् उपयोगिनः जनानाम् अत्यन्तम् उपयोगिनः சரியா அண்ட் சம்ரக்ஷணீயாக ச and they need to be protected சரியா ரக்ஷணீயः ரக்ஷணீயாக they have to be they must be ப்ரொடெக்டட்னு அர்த்தம் ஓகேவா ம் शम्नो அதையேவ ஸ்ருதிஹி ஆக that's why ஸ்ருதினா வேதம் அவர் சே என்னது ஷம்னோ அஸ்து திபதே ஷம் சதுஷ்பதே ஷம்னா குட்னு அர்த்தம் let good thing happen to our திபதே திபதேனா த ஹியூம் the the the human beings with two leg and சதுஷ்பதே அப்படிங்கிறது வித் ஃபோர் லெக்ஸ் அதனால தான் நமக்கு வேதத்திலையும் it doesn't talk only about us it also talks about the other ஜீவராசிகள் சரியா ஓகேவா சரியா இருக்கா Yes. Okay.